வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆகுது சடனாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது ஏறிட்டுருக்கு ஸோ அதனால் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு அப்புறம் மார்க்கெட் சடனாக ஏற ஆரம்பிச்சதுனால ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு thirty nine thousand six hundred and sixty sixty five point thirty so இதான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் அந்த கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போது பாருங்கள் அதான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலான்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங் கூட பார்த்துடலாம் ஸோ இதான் இன்றைக்கி ஓப்பனிங் அக்டோபர் டுவெண்ட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ரெட் கலரில் இருக்கும் ப்ரீவியஸ் டேலேருந்தே உங்களுக்கு பார்க்குறக்கு ரெட் கலரில் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் வந்து செல் கால் வந்திருக்கு thirty nine thousand eight thirty த்ரீல ஸோ அப்போ வந்து செல் கால் அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கும் டவுன்லேயே இருந்தனால அப்படியே அந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து வந்துட்டே இருந்திருக்கு வந்தது ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அதனால் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ணலாங்கையில் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும் யார் வேணாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் இப்போ எடுத்தால் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ்னால் என்ன பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ அதனால் நமக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்குன்றனால கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு ஸோ இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கேண்டிலுடைய கலர் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும் இப்போதைக்கு வந்திருக்க இந்த thirty nine six sixty five point தேர்ட்டியில் வந்திருக்க இந்த பை கால் ஃபஸ்ட் ஆர்ட்டான thirty nine thousand seven sixty four fifteen போட்டிருக்கு ஸோ செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது இந்த நூறு பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் டுவெண்ட்டி செவன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பையிங் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டென் டுவெண்ட்டி ஃபைவ் கூட வந்திருக்கு தான் அது கீழே கூட போச்சு பட் ஒரு டார்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு twenty five to thirty minutes trading பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து எடுத்திருக்கு நம்ம கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன டென் மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துச்சு பட் வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணல அகெயின் டவுன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படிதான் இன்றைக்கி நமக்கு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 எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் அதில் வர டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம் இல்லை உங்கள் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ